அனைவருக்கும் வணக்கம் க்ரூட் ஆயிலில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஜூன் தேர்ட்டீன் ஸோ நமக்கு ஆல்ரெடி ஒரு செல் கால் ஜெனரேட் ஆயிருக்கு நமக்கு அதுவும் இப்போ என்ட்ரி பாயிண்ட்டுக்கு மேலே தான் ட்ரேடிங் வந்து போகுது ஸோ நம்ம இப்போ உடனே பார்த்தீங்கன்னா குரூடாயில் செல்லிங் வந்து போயிடலாம் ஸோ எவ்ரிடே பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப மெயினாக க்ரூட் ஆயில் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து இந்த ஆஃப்டர்நூன் மார்க்கெட் இதில் நமக்கு sell at nine two five ஜீரோன்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு ஆல்ரெடி ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு ஃபோர் மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகி இப்போ ஃபிஃப்த் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ஸ்ட்ராங்காக இறங்க ஆரம்பிக்க போகிற மாதிரி இருக்குது அடுத்து கீழே இருக்க ரெட் கலர் லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் லைன் இதில் ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா நைன் டூ டுவெண்ட்டி சிக்ஸ்ன்னு இருக்குது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் இருக்குது இந்த twenty four point break out பண்ணுதான்றதான் தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த சார்ட்டில் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் நம்மளுடைய வேலை ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறது தான் நாங்கள் இப்போ கூட அப்படி தான் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் பார்க்கும்போது ஆல்ரெடி செல் கால் வந்துருச்சு ஸோ நமக்கு கால் ஆல்ரெடி ஜென்ரேட் ஆனாலும் நமக்கு இன்னும் லைவில் தான் இருந்துச்சு ஏன்னா அது டார்கெட்டும் அச்சீவ் பண்ணல ஸ்டாப் லாஸும் ட்ரிகர் ஆகல நடுவில் ட்ரேடிங் தான் போச்சு அது அதுவும் என்ட்ரி பாயிண்ட் கிட்டே ட்ரேடிங் போனதுனால ரொம்ப ஈஸியாகவும் என்ட்ரியும் வந்து நம்மளால் எடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் வர கால்ஸை பார்த்து ஜஸ்ட் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணுற மட்டும்தான் நம்மளுடைய வேலையாக இருக்கும் அதில் என்ட்ரி பாயிண்ட் வந்துடும் டார்கெட் ஸ்டாப்லாஸ் வந்துடும் இதை வச்சு ட்ரேட் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டார்கெட்டை ஆல்டர்னேட் பண்ணணும் நான் ஒரு டென் பாயிண்ட் தான் பண்ணுவேன் இல்லை நான் ஒரு தேர்ட்டி பாயிண்ட்ஸ் தான் பண்ணுவேன்னா அதுக்கேற்ற மாதிரியும் நீங்கள் டார்கெட் வச்சு பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் வெறும் இதில் வர ட்ரெண்டை பயன்படுத்தி உங்களுடைய ஓன் ட்ரேட்ஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் அதுக்கும் இந்த டூல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டிங் டூலாக இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் சைடு இறங்கியிருக்கு nine two thirty two range வரைக்கும் டவுனில் ஆல்ரெடி வந்துருச்சு ஒரு எயிட்டீன் பாயிண்ட் மொமெண்டம் வந்து கொடுத்துருக்கு ஸோ அப்படியே இந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகுதான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ நமக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா தொடர்ந்து டவுன் சைடு இறங்கினதில் ஃபஸ்ட் டாரட் பிரேக் அவுட் ஆயிருக்கு அதாவது செல் கால் ஜென்ரேட் ஆனது என்னமோ டுவெல் ஃபிஃப்டி டூக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் ஃபிஃப்டி நைன் கிட்டத்தட்ட ஒரு செவன் மினிட்ஸ் தான் செவன் டு எயிட் மினிட்ஸ் ட்ரேடிங்னா இந்த ட்ரேடிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டார்கெட் ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ